அனைவருக்கும் வணக்கம் நான் கலைவணி இளங்கோ சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன் படித்தேன் வெற்றி பாதையை பிடித்தேன் என்ற ஒரு தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது வாசிப்பு என்பது வாரணம் ஆயிரம் போல் அந்த அளவு ஒரு பலத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது நமது என்ன போக்கை மாற்றக்கூடியது அந்த வகையில் சிறு வயதிலேருந்து நான் நிறைய விஷயங்களை படித்து கொண்டு வருகிறேன் செய்திகளை படித்து கொண்டு வருகிறேன் இருந்தாலும் நான் சமீப காலத்தில் படித்த இரண்டு விஷயங்கள் எனது எண்ண போக்கையும் மனப்போக்கையும் மாற்றிவிட்டன சொல்லப்போனால் என்னோட வாழ்க்கை பாதையை மாற்றிவிட்டன அது என்ன நூல்கள் பார்ப்போம் எழுத்தாளர் அகிலன் அவர்கள் எழுதிய வெள்ளம் வந்தது என்ற ஒரு சிறுகதை ஒரு அற்புதமான ஒரு ஒரு கதை கரு கொண்டு எழுதப்பட்ட ஒரு சிறுகதை ஏழை பணக்காரன் பாகுபாடு இருக்கக்கூடிய சமுதாயம் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் அந்த அவலங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த சிக்கல்களை களைவதற்கு நம்ம ஏதாவது செய்கிறோமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்து அகிலன் விதித்திருப்பார் இதை படிக்கும்போது என்னோட எழுத்துக்கள் வந்து நான் வந்து ஒரு எழுத்தாளர் கவிதை கட்டுரை நாடகம் மீம்ஸ் என்று நிறைய எழுதி கொண்டு வருகிறேன் இதழ்களிலும் எழுதி கொண்டு வருகிறேன் இருந்தாலும் என் எழுத்துக்கள் வந்து இன்னும் அதே பழைய பாதையை நோக்கி தான் போய் கொண்டு இருக்குதா அரைச்சமாகவே அரைச்சி புளிச்ச தோசையை சுடுவது சிறப்பா அல்லது ஒரு கஞ்சி குடித்தாலும் அன்னைக்கு வைத்து சமைத்த கஞ்சியை குடித்து பகிர்ந்து கொள்வது சிறப்பா என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள துளிர ஆரம்பித்து விட்டது அந்த வகையில் இது மாதிரி சமுதாயத்தில் இருக்கிற சிக்கல்களை களைவதற்கு நம்முடைய எழுத்துக்கள் எந்த அளவுக்கு முன்னோக்கி செல்வ செல்கின்றன என்பதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எழுத்துகளும் பேச்சும் மிகப்பெரிய ஆயுதம் சமுதாயத்தில் ஒரு சிக்கலை களைவதற்கு அப்படின்னு ஒரு வகையில் பார்க்க போனால் வெள்ளம் வந்தது என்ற ஒரு சிறுகதை நிறைய கூறுகளை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது கருத்தாடலுக்கும் கலந்துரையாடலுக்கும் அது நிறைய வகி வழி வகி வகுத்திருக்கின்றது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகிலன் எழுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பால்மர் நிலை என்ற ஒரு நூல் வந்திருக்கிறது எனது அண்டை நாடான மலேசியாவில் ரப்பர் தோட்டத்தில் வாழ்ந்த தொழிலாளர்கள் அவர்கள் கண்ட சிக்கல்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அவர்கள் வந்து கல்வி இல்லாமல் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்கா என்ற அந்த விஷயத்தை படித்து பார்க்கும்போது இவர்களுக்கெல்லாம் நாம் என்ன உதவி செய்ய வேண்டும் இது போன்ற நிலை இன்னும் இருக்கிறதா அந்த தொழிலாளிகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் வர ஆரம்பித்து விட்டது இந்த விதத்தில் இந்த வாசிப்பு வந்து இந்த இரண்டு நூல்களை படிக்கும்போது முதலில் எழுத்து படைப்புகளில் ஒரு முன்னேற்றம் கண்டு வருகிறது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு வந்து விட்டது எழுத்துக்களை முன்னோக்கி எழுதி கொண்டிருக்கிறேன் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் பத்தொம்போது கிருமி தொற்று அந்த நிலையில் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து உதவி தேவைப்படும் இப்போ என்னோட நாட்டில் நிறைய உதவிகள் வழங்கப்படுகின்றன இருந்தாலும் முதியவர்கள் சில பேரெல்லாம் இங்கே ஓரரை வீடுகள் வந்து தனியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம எப்படி போய் உதவி செய்ய வேண்டும் உணவு பொட்டலங்கள் கொடுக்க வேண்டும் என்று அந்த முயற்சியில் தொண்டூழியம் செய்ய ஆரம்பித்து விட்டேன் தொண்டூழியம் செய்து சமுதாயத்தில் எந்த அளவுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் நம்முடைய எழுத்துக்கள்லாம் எப்படி ஒரு உந்துதலையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்துவிட்டது அதற்கு மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து நான் அகிலன் அவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து வாசிப்போம் நாளை நமதி வணக்கம்